வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது மிருன ராசிக்கான நவம்பர் மாத பயிற்சி பலன்கள் சரிங்களா அது என்னங்க மாதம் மாதம் பயிற்சி பலன் பார்க்குறீங்க வருட வருடம் பார்க்குறீங்க இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுது இது எல்லாமே ஏன் பார்க்கணுமா அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு புது புதிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த கிரக பயிற்சிகள் தாங்க இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க நாளைக்கு ஆனால் ரொம்ப துக்கமாக இருப்பீங்க அடுத்த நாள் அப்படியே மாறிடுவீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது யோசிச்சு பார்த்தீங்களா உங்களோட மனநிலை ஏன் இவ்வளோ மாறிக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்குள்ளாரியே அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேறு மாதிரி இருப்பீங்க இது எல்லாமே கிரகத்தின் மாற்றங்கள் அந்த கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பயிற்சி ஆகும் பொழுது உங்களளவில் உங்கள் சுயஜாதகத்திற்கு ஏற்ப சில மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் சுயஜாதகம் மிக மிக முக்கியம் அதற்கு இந்த கோச்சாரம் இருக்கு இல்லையா அந்த கிரக பேச்சுகள் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்க இந்த நான் இந்த காலகட்டம் இந்த மாதம் மிருன ராசி எப்படி இருக்கும் மிருன ராசிக்காரங்க யாருங்க மிரண்ட ரசிகன் இருக்காருங்க எந்த ஒரு வேலையுமே இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுவாங்க தெரியுமாங்க எல்லோரும் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைப்பாங்க இவங்க ஒரு மணி நேரத்துலேயே வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க <clears throat> சரிங்களா அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கணும் முன்னே அப்படிங்கிறது இல்லாமல் கஷ்டப்படணும் ஆனால் அந்த எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரத்தில் நம்ம பண்ணிடணும் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு அப்படியே இதை கரெக்டாக இதை பண்ணால் சரியாகும் அப்படி தோக்கணும்னு தெரிஞ்சால் அது தெரிஞ்சுக்கிட்டு தோப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி புத்தி சாதுரியமானவர்கள் மிருனராசிகள் காரகர்கள் அவங்களுக்கு இப்படி எப்படி இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தசா புத்தி பலன்கள் அதாவது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது இந்த கோச்சாரத்தில் இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கான் தசா புத்திக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு லக்கணம் என்னன்னு தெரியணும் இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிதன லக்கணம் மிருனராசி ராகு தசை ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் நீங்கள் அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் இல்லை அயல்நாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பணியில் இருக்கீங்க இல்லை அதுக்கான முன்னேற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க தாராளமாக செய்யலாம் இப்போ காலகட்டங்கள் இல்லைனாலுமே வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சிறிய வந்து ஒரு அச ஒரு உண்டு ஒரு சோம்பேறிதனம் உடலளவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் தவிர்ப்பது நல்லது சரிங்களா அடுத்து வந்து சுக்கர சுக்கர புத்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கறதில்ல பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயத்தில் இல்லைனா அவங்க குழந்தைங்களுக்கு யாராவது வாங்கி தர்றது இல்லை விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஆர்வம் யாரெல்லாம் இருக்கோ ஒரு க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களோட தனித்திறமையால் உங்களுக்கு புகழ் வரும் காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி தான் புதன் தசையும் புதன் புத்தியும் யாரெல்லாம் யாரெல்லாம் புதன் தசை புதன் புத்தி இப்போ நடந்துகிட்ருக்கோ அவங்களும் இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ இல்லை ஒரு குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் வந்து புதிதாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் மாணவர்கள்லாம் அப்படின்னா அப்படின்னா அவங்களுமே இது சரியான காலகட்டம் தாராளமாக நீங்கள் வந்து இறங்கி ஆரம்பிங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு தோன்றும் இவ்வளோ நாளாக நம்ம ட்ராயிங்கே பண்ணியிருக்க மாட்டோமே இப்போ பண்ண போட்டிருக்கோம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துப்பீங்க ரொம்பவே நல்லா ஒன்றுருக்கும் அது வந்து உங்களுக்கு நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து அது லாங் டேர்மாகவும் உரைய ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் சரிங்களா சில நல்ல மனிதர்களின் தொடர்பும் இதன் மூலமாக கிடைக்க கிடைக்கலாம் அதே மாதிரி தான் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் புதன் தசை வருண் பற்றி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் சரிங்களா அடுத்தது சூரிய தசை சூரிய புத்திங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது மட்டும் கொஞ்சம் கடுமையாகவும் கொஞ்சம் இழுத்து அடிக்கும் ஒரு அடிமை வேலை ஒரு வேலையெல்லாம் கிடைக்கணும்னா தாராளமாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகமும் கிடைக்கணும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்க வேண்டும் இந்த தடவை அரசு சம்மந்தப்பட்ட பணிகளில் எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பாக கடை கிளிக் ஆகும் ஆனால் என்ன ஒரு மார்க்கு ரெண்டு மார்க் சில பேர்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு எதுவும் கூட சேர்ந்துருக்கறனால சரிங்களா அது உங்களுக்கு சுயஜாரத்தில் வந்து பார்த்துக்கணும் கேது டசை நடப்பில் வர்றா அப்போ கேது டசை கேதுபதியில் நடப்பில் இருப்பவர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு உயர்வு ஒரு ஊதிய உயர்வு இல்லை ஒரு புகழ் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்குது அடுத்தது வந்து சந்திர தசை சந்திர புத்திங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மிருனராஜிக்கு வந்து அஷ்டம சனி அஷ்டம குரு அஷ்டம சனி எல்லாரும் சொல்கிறாங்க சரிங்களா இது அப்படியே விட்டுருங்க வரும் நவம்பர் இருபது ஆகும் இருபதாம் தேதிக்கு மேலே பணம் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் சரிங்களா பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா குருவும் சனியும் நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துது சந்திரன் அங்கே ஆட்சி ஆகுது அதாவது ஏதாவது ஒரு காலகட்டங்களில் மாதத்துக்கு ஒரு நாள் ஆட்சியாகவும் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு ஹார்ட் ஒர்க் ஒரே மாதிரி அழுத்தம் இருந்தாலுமே ஒரு புகழ் பணம் எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் குரு டச குரு புத்தி சனி டச சனி புத்தி யாருக்கு நடந்தாலுமே ஒரு சட்டன் சட்டன் எல்லாமே ஒரு திடீர் திடீர்னு நடக்கும் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு திடீர்னு கிடச்சிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து செவ்வாய் டச செவ்வாய் புத்தி தொழிலில் வந்துட்டு நீங்களாக போய்ட்டு ஊதி உயர்வு எனக்கு இது வேணும் இதை மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிறு பிரச்சனைகள் தான் உண்டாகும் அதுவே தானாக உங்களை தேடி வரும் சரிங்க அது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ரெண்டு தடவை வந்து ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து இல்லை ஒரு நிலம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இல்லைனாலுமே நிலம் ஏதாவது தனியாக வீடு வாங்கணும்னு ஆரம்பிச்சு ஒரு ஆரம்பிக்கணும்னு என்ன இருக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்கலாம் இது உங்களுக்கு சாதகமாக வரும்